அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மரணங்கள் அதுவும் குறிப்பாக பிரபலங்கள் நிறைய பேர் இறந்துட்டு வராங்க குறி ஏன் இதை நான் இப்படி பதிவு பண்ணுறேன்னா சாமானியர்கள் இறக்குறது வந்து மக்களுக்கு வந்து மக்கள் இதுக்கு கவனத்திற்கு வர்றது கிடையாது பிரபலங்கள் ஒருத்தர் இறந்தாவே அது ஒரு வாரத்துக்கு பேசப்படுது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தொடர்ச்சியாக நிறைய பிரபலங்கள் இறந்துட்டு வராங்க இன்றைக்கி கூட பார்த்திங்களன்னா நடிகர் பாண்டு ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாடல் புகழ் கோமகன் ஒரு துணை நடிகர் தாயுமானவர் இறந்திருக்காரு இது மாதிரி அதாவது நான் சொல்கிறது இன்றைக்கி ஆறாம் தேதி இன்றைக்கி ஆறாம் தேதியோட விஷயத்தை மட்டும்தான் நான் பதிவு பண்ணுறேன் இன்னும் நிறைய பிரபலங்கள் தெரியாத கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு மூணு பேர் இறந்துருக்குறாங்க இன்றைக்கி எல்லாமே கொரோனா தொற்று மூலிமா கொரோனா இல்லாமையே நிறைய பேர் இறந்துருக்குறாங்க அது என்ன விஷயம் ஏன் இந்த சூழலில் இவ்வளோ பேர் இறந்து இறந்துட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல மேபி அந்த இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கலாம் நேற்று பார்த்தீங்களான்னா மகாத்மா காந்தியோட பர்சனல் செக்ரட்டரி ஐயா கல்யாணம் ஐயா நம்ம டிராஃபிக் ராமசாமி ஐயா இவங்கெல்லாம் கூட இருந்தாங்க அந்த ஒரு சூழலில் நான் வந்து வி கல்யாணம் ஐயாவோட அந்த அடக்கத்துக்காக அவரை எரியூட்டப்பட்ட அந்த இடத்துக்கு பெசன் நகர் பீச்சுக்கு போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்களன்னா நான் ஒரு ஒன் ஹவர் ஒரு டூ ஹவர்ஸ் இருந்திருப்பேன் எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது பாடி அந்த பெசன் நகர் பீச்சு சுடுகாடு பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே அவ்வளோ டெத்து வந்துட்டு பாடிஸ் வந்துகிட்டே இருக்குன்னா வெளியில் உள்ளே வந்துகிட்டே இருக்குது வெளியில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வண்டிக்கு நிற்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அது ஆக்சுவலாக ஒரு பயத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு ஒரு விழிப்புணர்வு நம்ம நம்மளோட தமிழ் சமுதாயம் நம்ம முன்னோர்கள் ஏகப்பட்ட அதுக்கான ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அதுக்கான மருத்துவ முறைகளாக இருக்கட்டும் நிறைய சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் அது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்களோ மக்கள் அப்படின்றது தான் ஏன் நான் அந்த பிரபலங்கள் அப்படின்னு நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புன்னா சா பிரபலங்களே வந்து தொடர்ச்சியாக ரெண்டு மூணு பேர் அதை டிவியில் எக்ஸ்போஸ் ஆகுது தெரியுது நம்மளுக்கு அவ்வளோ பிரபலங்கள் இருக்கிறாங்கன்னும் பொழுது ஒரு சாமானியர்கள் ஒரு ஓரளவுக்கு நாலு பேர் அறிஞ்சவங்களாம் எவ்வளோ பேர் எங்கெங்கேயோ இறந்துட்டுருக்காங்க அப்போ யாருக்கும் அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணும் தயவு செஞ்சு எனக்கு தெரிஞ்சு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொரோனா வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அதுவும் குறிப்பாக நம்ம சவுத் இந்தியா இந்தியா அதுக்கெல்லாம் இல்லைன்றது தான் ஏன்னா நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்கிற அந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ ஒரு வேல்யூவான விஷயம் நிறைய பேரால் பரிந்துரைக்கப்படுகின்ற டெய்லி கொரோனா கிருமி வந்து வந்த உடனே அந்த தொண்டைக்குள்ளே நிற்கும்னு சொல்ல வராங்க சொல்கிறாங்க அப்போ அந்த உப்பு கல் உப்பு போட்டு தண்ணியில் வச்சு வாய் கொப்பளிச்சு நல்லா தொண்டை வரைக்கும் இருந்து துப்பும் பொழுது அந்த கிருமிகள் அப்போதே இறந்து போகுது அப்படின்றது சொல்கிறாங்க மேபி அது மூக்கு வழியாக கண் வழியாக லங்ஸுக்கு போகும்போது அது வந்து லங்ஸுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ லங்ஸுக்கு போனாலும் நம் முன்னோர்கள் கொடுத்துட்டு போன அந்த அந்த என்ன சொல்கிறது மிகப்பெரிய பொக்கிஷங்களான ஆவி பிடித்து அந்த வேது பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த வேது பிடிக்கிறது அந்த அந்த வேதை வந்து அந்த புகையில் நம்மளால் முடிஞ்சால் மஞ்சள் மிளகு இஞ்சி எதுவோ இல்லை வெறும் ஆவி பிடிச்சாலும் சரி லைட்டாக மஞ்சள் போட்டு ஒரு சைடு லெஃப்ட் சைடு இழுத்து ரைட் சைடு விடுங்க ரைட் சைடு இழுத்து லெஃப்ட் சைடு விடுங்க இந்த மாதிரி ஒரு ஏழு டைம் அப்படி பண்ணும்போது எவ்வளோ பெரிய கொரோனா பாதிப்புக்கு இருந்தாலும் அதை விட ஈஸியாக ரெக்கவர் ஆகுதுன்னு சொல்லி கண்ணெதிர நம்ம ஃப்ரெண்ட்ஸு முக்கியமான ஒரு நபர் நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க அவர் ஈஸியாக ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க அது மாதிரி நிறைய பேர் அதை சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஈஸியாக ஒரு விஷயம் இருக்கணும் அலோபதி மெடிசனுக்கு வந்து அது ஈஸியாக கட்டுப்படுறது கிடையாது ஆக்சிஜன் உள்ளே போகாதனால ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்குது அதை தான் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர ஃபீவர் இருந்ததுன்னா லைட்டாக ஃபீவருக்கான இதை எடுத்துக்கிட்டு மருத்துவம் நம்ம அரசு கூட அதுக்கான எல்லா அணுகுமுறைகளும் நம்ம இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவத்தை வந்து ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அதோடய வேல்யூ அதனால் தயவு செஞ்சு மக்களே நிறைய நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதவங்க நிறைய பேர் இருக்குது அது எங்கே இருக்குது எப்படி இருக்குதுன்னு தெரியல டெய்லி காலையில் ஒரு டைம் நார்மலாக இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு டைமும் வெளியில் போயிட்டு வரவங்க ஒரு ரெண்டு டைமும் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரு நாலஞ்சு டைம் பண்ணால் அது சாதாரணமாக குணமாகக்கூடிய ஒரு விஷயமாக தான் எல்லோரும் சொல்கிறாங்க தயவு செஞ்சு அதை என்ன சொல்கிறது அதை உதாசீனப்படுத்தாது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் ஏன்னா நம்ம உயிரோடு இருந்தோம்னா எதையனா நம்ம சாதிக்கலாம் இது ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு சூழல் தான் மேபி அது கட்டுப்பாடாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் நம்ம செஞ்சு இருந்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடும் அப்படின்றது தான் இந்த கொரோனா சூழலில் அதனால் இதை நான் இன்றைக்கி பதிவு பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா காலையில் பார்த்தோன்னே மெசேஜ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி இதை நீங்கள் இந்த கடவுள் கூட நம்ம கூட நிற்பார் தயவு செஞ்சு எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கொஞ்சம் செக்யூர்டாக இருங்க அப்படின்றது தான் அந்த பிரகாஷன் கவர்மெண்ட் சொன்ன அந்த மாஸ்க் போடுறதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களும் வெளியில் அடிக்கடி சுற்றாது முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா வெளியில் சுற்றாது இருக்க முடியாது ஆனால் வேலைக்கு போகணும் அந்தந்த இடத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ண ரொம்ப நல்லது குறிப்பாக நம்ம முன்னோர்கள் சொன்ன இந்த எதிர்ப்பு சக்தி உணவுகள் அதெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் தேங்க்யூ